வணக்கம் இன்றைக்கி நாங்கள் Nifty eleven thousand two fifty call ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் கமாடிட்டியில் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கமாடிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா so many up and downs market பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிருச்சு கொரோனாக்கப்புறம் அப்புறம் இந்த மந்த் செப்டம்பர் மந்த்து தான் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சையே வந்து நல்ல ஒரு கிராஸ் ஓவர் பண்ணுச்சு ஆகஸ்ட் முடிவு முடிவுலையும் பார்த்தீங்கன்னா eleven thousand seven hundred range வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு பட் ஸ்ட்ராங்காக லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டியால் ஹோல்டு பண்ண முடியல அந்த ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கிட்டு போகிற ஒரு தடவையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் ட்ரேடிங்கும் வந்து நிஃப்டி வந்து போய்கிட்டு இருந்துச்சு லெவன் தௌசண்ட் ரேஞ்சை ஹோல்டு பண்ணுச்சு பட் ஒரு இன்பிட்வீன் டைமில் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சையும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்காண்டி டச் பண்ணுச்சு ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வரையிலையும் மார்க்கெட்டில் ஹெவி இம்பேக்ட் ஹெவி மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி கொடுத்துச்சு லாஸ்ட் வீக் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வால்டேரில் கூட நிஃப்டி வந்து இருந்துச்சு ஸோ இந்த வால்டேல் இது எல்லாத்துக்கும் அப்புறமும் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு செட்டில் ஆகிட்டு per day hundred point moment hundred and twenty point மூமெண்ட்டுன்ற மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரேலியில் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் நிஃப்டியை பயங்கரமாக அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் நிஃப்டினுடைய மூமெண்ட்டும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுருந்தோம் ஸோ இதில் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி அப்ளை பண்ணியிருந்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அப் டு ஒரு டூ டேஸ் பேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் வந்து ஓவரால் ட்ரெண்ட் எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்துச்சு செல்லிங் காட்டிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு லெவன் தௌசண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு கிட்டக்க வரையில் பையிங் ட்ரெண்டாக மாறிச்சு சரி பையிங் ட்ரெண்ட் வந்துருச்சுன்ட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஆக்சுவலி வேறு பொசிஷன் எடுத்தனால எடுக்கலை பட் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேயே வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனான ஒரு ஃபஸ்ட் கேண்டலினுடைய ஒரு ஹை கட்டாக தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கல ஸோ அதனால் அன்றைக்கி விட்டுட்டோம் மறுபடியும் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சு பட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி அப்சர்வ் பண்ணால eleven thousand two fifty range தான் வந்து நிஃப்டினுடைய இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு okay eleven thousand two fifty range நல்லாயிருக்கு அப்படின்றதுனால அதிலே வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு லாட்டு தான் பை பண்ணோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி எஸ்டர்டே தான் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை ஒரு fifty point movement up and down up and டவுன்லேயே தான் போச்சு எந்த சைடும் ஒரு பெருசாக ப்ராஃபிட் எடுக்கலை ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் ஒரு thousand point thousand five hundred இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு பட் நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா eleven thousand hundred and eighty வரைக்கும் போச்சு அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம அந்த ஒரு லாட் எடுத்ததை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பட் ஆனால் ப்ரீவியஸ் டே லோ அதனுடைய லோ வந்து டச் பண்ணவே இல்லை மார்க்கெட் ஸ்டெடியாக அந்த டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சிலே தான் இருந்துச்சு ஓகே டூ ஃபிஃப்டி ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கேப் அப்பு கேப் அப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஹை வந்து கட் ஆச்சு ஓகேன்னு வெயிட் பண்ணோம் பட் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் இறங்குச்சு ஓகே கட் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட்டில் market eleven thousand four hundred வரைக்கும் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பட் எப்பயுமே ஒரு ரவுண்டு ஃபிகர் கிட்டக்க வரும்போது நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு திரும்புறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஏன்னா ஓப்பனிங் வேறு கேப் அப்பு டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு பொஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் இப்போயே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போதைக்கு நிஃப்டி அந்த சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சு கிட்டக்க மெயின்டைன் ஆகுன்றனால அந்த சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட் வர்றத ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஸோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் மார்க்கெட் ஒரு ஸ்பைக்கில் சிக்ஸ் தௌசண்ட் மேலே வந்து போயிட்டு வந்துச்சு பட் ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் வந்ததை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா one thirty nine one forty range வரைக்கும் வந்துச்சு ஸோ ஒன் ஃபார்ட்டி ரேஞ்ச் நல்ல ரேஞ்சுன்றனால அந்த பொஷனில் இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஸோ பை பண்ணது ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட் கிட்டே வந்துருச்சு பொஷன் எடுத்ததில் ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட் ஒரு இன் நிஃப்டியில் நல்ல ரேஷியோன்றனால ஸோ செவன் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கவர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்குன்றனால அதில் கவர் பண்ணிட்டோம் பொஷன் எடுத்ததுக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒரு லாட்லன்றது நல்ல ஒரு ப்ராஃபிட் செவன் தௌசண்ட்னால புக் பண்ணிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் வந்து பண்ணது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம் எப்படி பை செல் பண்ணலாம் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி